இங்க பாரு இங்க பாரு கேவலமான ஜன பண்ணுங்க ஒரே ஒரு புல்லட் ஏடபிள்யூ மாதிரி அடிக்கிறான் பாரு அடிச்சிட்டான் அடிச்சிட்டான் அண்ணோத்திரியும் அடிச்சிட்டான் ஒரு வெளியே போயிட்டா இருப்போம் ஃபுல் மேட்சா போட போறேன் ரெக்கார்ட் ஆயிடேன் ஒரு ஸ்குவாட் அவன் எப்படி சுட்டான்னு பா- அது அப்படியே பப்ஜிக்காரனுக்கு மெயில் அடிச்சு அசிங்க அசிங்க அசிங்க அசிங்கமா கேட்கு ஒண்ணு बेकार तेरी बहन की जोत सारे मिलेंगे जोत சிங்க चलो खेलने नहीं आता था <laughs> क्यों तुम हेगला है खेलते हुए तो खेलने का नहीं ना भी तमो हेगला और कौन खेल रहे हैं हेगला इतना कैटेक्ट और अरे पानी कर कर के खेलते हैं अरे हिंदी के डाउन लगा रखा डाउन लगा ये बॉट ये बॉटिंग बड़ा बॉट है अडिच एक लगा के 14 15 गोली तोड़ रहा पूरी 30 गोली मिले तू रिपोर्ट जगह पे यूट्यूबर डाउनलोड कर लेकिन स्पीड बूस्ट लेट्स सी कितने दिखा हाई जंपिंग और बात कर ले फ्लाइंग व्हीकल ये तू हवा में गाड़ी उड़ाता ना அந்த பதினஞ்சு பேர் ரெடி கச கராக்கே. கச கசன்னு பேசுறானுங்க பாரு रिपोर्ट मार इसकी आईडी जरूर नाम पढ़ ले वो उसको है डैडी आवे हैं? डैडी उनका वे कपड़े पहन जाते हैं वो पहना रखा साले ने 52 मैच खेले சுட்டு மாத்திரானோ रिपोर्ट मार साले को दूसरी तीसरी बार आ गया मेरा இல்லைதானா? இல்ல இல்ல இருக்கு रिपोर्ट मार साले नूबे चौदह को बेकार मादर ஆ கட் பண்ணிருங்க இப்படி நான் ஒன்னும் தப்பா திட்டல ஏதாச்சும் அசிங்கமா பேசிட்டேனா இல்ல ஓகே, ஓகே. ம். நம்ம வெளிய போலாம் வாங்க ப்ரோ. ம். அவ்வளதான். வாங்க நம்ம போலாம். வெளியே வெளிய வந்துட்டேனே. வாங்க. <laughs> வானத்துல இந்த zero seconds, zero minutes. Márchale, márchale, márchale. Sudah, sudah sudah, sudah, sudah sudah, sudah, sudah